சோ அயோத்தியா மதுரா அந்த பேராகிராஃப்ல இருந்து படிக்கும் போன கிளாஸ் நம்ம சிக்ஸ் பேஜ் சிக்ஸ் வரைக்கும் படிச்சோம் மீதி இந்த லெசனை முடிச்சு விடலாம் இன்னைக்கு சரியா ஓகே படிங்க அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திபுரி துவாரவதி இது மோட்சப்பிரதானி புண்ணியப்பட்டனானி அத்த விராஜத்தை விராஜந்தே சோ வந்து நம்ம பாரத தேசத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் சோ வந்து இங்க வந்து விராஜந்தே விராஜந்தேன்னா இங்க இந்த மாதிரி இடங்கள் புண்ணிய பட்டனானி அத்திர விராஜந்தே என்னென்ன புண்ணிய பட்டணங்கள் புண்ணிய பட்டணங்கள்னா பட்டணம்னாலே நகரங்கள் சிட்டிஸ் புண்ணிய பட்டணங்கள் அப்படின்னா நல்ல ஒரு பவித்திரமான ஒரு புண்ணியமான ஸ்தலங்கள் சோ அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்தி அவந்தி அவந்திபுரி துவாரவதி இது மோக்ஷ பிரதானி பிரதானி சோ இந்த இடங்கள்லாம் மோக்ஷங் மோக்ஷத்தை தரக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் எது அப்படின்னா அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திபுரி துவாரவதி இந்த எல்லா இடங்களும் வந்து மோட்ச பிரதான பிரதான ஸ்தலங்கள் சோ அது வந்து புண்ணிய பட்டான் பட்டனானிஜ அத்திர விராஜந்தே அத்திர விராஜந்தே அப்படின்னா அஸ்மின் தேசே விராஜந்தே தர்த்தா சோ இந்த இந்த தேசத்துல இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் புண்ணிய நகரம் புண்ணிய நகரங்கள் இருக்கின்றன ஓகேவா விராஜந்தே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ராஜ் ராஜதே அப்படிங்கிறது லட்டு ஆத்மநேபதி இங்க வந்து விங்கிறது உபசர்க்கமா இருந்துட்டு இருக்கு ஸ்டில் இது ஆத்மநேபதி தான் பகுவச்சனம் ஓகேவா ராஜதே ராஜேதே ராஜந்தே விராஜந்தே இங்க வந்து இட் இஸ் ஷைனிங்கிற சென்ஸ்ல சரியா அதுக்கப்புறம் ஓகே ஏவம் அந்யானி நகராணி டெய்லி மும்பை கல்கத்தா மద్రాస్ பிரபு ప్రభుతీని ప్రముఖాని సంతి ప్రభృతీని ప్రముఖాని சந்தி సో ఏవం అన్యాని ఏవం அந்நியானின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து இந்த இந்த இருக்கு பாருங்க இங்க ஏவம் அந்யானி அப்படிங்கிறது இந்த மகாரத்தை நீங்க இதோட சேர்த்துக்கணும் ஏவம் பிளஸ் அந்யானி ஏவம் அந்யானி ச நகராணி மத்த சிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னா டெஹல்லி டெல்லி மும்பைங்கிறது பாம்பே கல்கத்தா அப்படிங்கிறது கல்கட்டா மட்ராஸ்ங்கிறது சென்னை பிரபுத்தினா எக்ஸெட்ரா பிரமுகானி அப்படின்னா ரொம்ப பாப்புலர் சந்தி சோ வேற நகராணி சந்தி அதான் மெயின் சென்டென்ஸ் சோ என்ன நகராணி சந்தி அந்யானிச்ச நகராணி சந்தி so other cities are there what are the other cities அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பாம்பே கல்கட்டா மெட்ராஸ் பிரபுத்தினி எக்ஸெட்ரா பிரமுகானி நகராணி சந்தின்னு வரணும் சரியா இந்த பிரமுகானிங்கிறது பாப்புலர் நகராணி சந்தி சரியா அதான் மெயின் சென்டென்ஸ் பிரமுகானி நகராணி சந்தின்னு சொல்லும்போது popular cities are there what are the popular சிட்டிஸ்னா இதெல்லாம் தான் whatever is given there are the popular cities சரியா நெக்ஸ்ட் படிங்க द्वैतम् अद्वैतं विशिष्टाद्वैतम् इति वैदिकं मत्य मत्य वैदिकमत मतत्रयस्य स्थापकाः ம் படிச்சிருங்க ஃபுல்லா சங்கர சங்கர ராமானுஜ மத்வாச்சாரியாக பாரதிய சம்ஸ்கிருதி பிரச்சாரக்காக ஆசன் சோ துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் சோ துவைத்தம்ங்கிறது ஒரு இது எல்லாமே வந்து தர்ஷனாஸ் தர்ஷனங்கள் பிலாசபி என்ன துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அப்படிங்கிற இது வைதிக மதத்ரயசிய வைதிக மதத்ரயம்னு ஏன் சொல்றா அப்படின்னா இந்த சங்கரரோ ராமானுஜரோ மத்வாச்சாரியாரோ அவ சொல்லியிருக்கிற அத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் உபனிஷத்னுடைய சென்டென்சஸ யூஸ் பண்ணி உபனிஷத் வாக்கியத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவ வந்து ஒரு ஒரு ஒரு துவைத்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணார் மத்வர் அதே மாதிரி அத்வைத்தாத்த சங்கரர் வந்து எங்கேந்து வந்து அவர் வந்து இது பண்ணாருன்னா வேதத்துல கோட் பண்ணிருக்கிற சென்டென்சஸ வாக்கியங்கள்ல உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கியங்களை வச்சுட்டுதான் அவர் அத்வைத்தம் அதாவது வச்சுட்டுதான் பண்ணார் அப்படின்னா அவர் சொல்ற அந்த அத்வைதா பிலாசபிக்கு எதுல இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா இதுலதான் இருக்குன்னு எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு அதனாலதான் வைதிக மதத்திரயம்னு போடுறார் சும்மா வந்து அதாவது இந்த ஸ்கூல்ஸே வந்து ஆர்த்தடாக்ஸ் ஹெட்ரோடாக்ஸ்னு பிரியும் ஆர்த்தடாக்ஸ்னா யாரு நாஸ்திகா நாஸ்திகா அப்படின்னா அஸ்தி அப்படின்னா கடவுள் இருக்காங்கிறதுனால மாத்திரம் ஆஸ்திகாங்கிறது இல்ல யாரு வந்து வேதத்தை வந்து பிரமாணமா ஒத்துக்கிறாளோ அவ ஆஸ்திகா எவா வந்து வேதத்தை பிராமணியமா எடுத்துக்கலையோ பௌத்தா இவெல்லாம் வந்து வேதத்தை வந்து பிரமாணமா சார்வாக்கா இவெல்லாம் வந்து வேதத்தை வந்து பிரமாணமா ஒத்துக்கல அதனா அதனாலேயே அவெல்லாம் நாஸ்திகாங்கிற ஒரு செட் ஆஃப் குரூப்ல சேர்ந்துடுவா சோ அந்த மாதிரி இங்க வந்து அத்வைத்தம் துவைத்தம் அப்புறம் விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது ராமானுஜரால் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது சோ அப்படிப்பட்ட இந்த வைதிக மதத்ரயசிய வைதிகம் அப்படின்னா வேதே உக்தம் வைதிகம் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான் உங்களுக்கு வைதிகம் அந்த வைதிக மத திரயசிய அந்த வேதத்தினால அங்கீகாரம் பண்ணப்பட்ட அந்த மதம் மதம்னா குரூப் ஒரு ஒரு ஐடியா ஒரு ஒரு பிலாசபி அந்த மத திரயசிய அந்த திரயத்தினுடைய எந்த மதத்திரயம் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் இந்த மூணத்தினுடைய ஸ்தாபகாகா அப்படின்னா those who have established those who have founder founder யாரு அப்படின்னா அதை ஸ்தாபிச்சவா யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணவா யாரு அப்படின்னா சங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியர் சங்கரருங்கிறது ஆதிசங்கரர் அவரால் ஸ்தாபன பண்ணப்பட்டதுதான் அத்வைதம் ராமானுஜர் அப்படிங்கிறது ஸ்ரீ ராமானுஜர் அவரால் பண்ணப்பட்டதுதான் விசிஷ்டாத்வைதம் மத்வர்ங்கிறவர் மத்வாச்சாரியர் அவா வந்து அவரால் ஸ்தாபன பண்ண பண்ணப்பட்டதுதான் உங்களுக்கு வந்து துவைத்த மதம் சோ அப்படிப்பட்ட இந்த சங்கர ராமானுஜ மத்வாச்சாரியாக பாரதிய சம்ஸ்கிருதி பிரச்சாரகாக ஆசன் சோ பாரதிய சம்ஸ்கிருதி பிரச்சாரகாக அப்படின்னா பாரத தேசத்துல இருக்கிற நம்மளுடைய சம்ஸ்கிருத்தினா கல்ச்சர் அந்த ட்ரெடிஷன் அதை பிரச்சாரகாக அத வந்து ப்ராபகண்டா அத பாப்புலரைஸ் பண்ணவா யாரு பிரச்சாரகாக அப்படின்னா பர்சன் ஹூ ப்ராபகேட்ஸ் இந்த இது நம்மளுடைய இந்திய இந்தியன் கல்ச்சரை ஸோ பாரதிய சம்ஸ்கிருதி பிரச்சாரக்காக ஆசன் யாரு அப்படின்னா இவன் மூணு பேரும் யார் மூணு பேர் சங்கர ராமானுஜ மத்வாச்சாரியா சரியா ஏவம் பவோ பக்தா பவோ பக்தா பாகவதாஷ்ட சமுத் சமுத சமுத சமுதபிய சமுதூபய சமுதூபய சமுதூபய கரெக்டா இல்ல சமுத்பூய சமுத்பய அங்க பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா சம்முங்கிற ஒரு உபசர்க்கம் இருக்கு உத்து அப்படிங்கிற ஒரு உபசர்க்கம் இருக்கு பூ தாத்து இருக்கு லெப்ல இருக்கு அது சமுத்பூய சோ உண்டாகி விட்டுன்னு அர்த்தம் சமுத்பூய பாரதம் பவித்ரம் அகுர்வன்னு சோ ஏவம் பகவக பக்தாவா பக்தாகா சோ இந்த சங்கர ராமானுஜர் மத்வாச்சாரியர் மாத்திரம் இல்ல ஏவம் அப்படின்னா லைக் தம் அர்த்தம் இந்த மாதிரியாக பகவக பக்தாகா மெனி டிவோட்டிஸ் பாகவதாக பாகவதாக அப்படின்னா அந்த பகவத் சம்பந்தமான விஷயத்தை பத்தி பாடுறவா பேசுறவா எல்லாருமே அந்த பாகவதாகாச்ச சமுத்பூய அவ எல்லாரும் சேர்ந்துண்டு என்ன அப்படின்னா பாரதம் பவித்ரம் அகுர்வன் அவ எல்லாரும் சேர்ந்துண்டு they made this country a very pure and ஒரு என்ன சொல்றது ஒரு சாங்கிட்டியோட இருக்கிற ஒரு இடமா பண்ணலாம் சரியா பாரதே பகுபாஷா பாஷினக ஜனாக வசந்தே பாரதே பாரதேங்கிறது சப்தமி ஏகவச்சனம் சோ பாரத தேசத்துல பகுபாஷா பாஷினக அப்படின்னா பகுபாஷா பாஷானா லாங்குவேஜ் பகுபாஷா அப்படின்னா மெனி லாங்குவேஜ் பாஷினக அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் அர்த்தம் சரியா பகுபாஷா பாஷினக அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் பேசுற ஜனாகா அந்த ஜனாகாக்கு இது அட்ஜெக்டிவ் சரியா சோ ஜனாகா அப்படின்னு பாரதே ஜனாகா வசந்தி அதான் மெயின் சென்டென்ஸ் இந்த இன் இந்தியா பீப்புள் லிவ் எப்படிப்பட்ட people what is what is objective that is given for people அப்படின்னா பகுபாஷா பாஷினக people who speak different languages so அப்படிப்பட்ட ஜனங்கள் வசந்தி எங்க இருந்துட்டு இருக்கா दक्षिणभारते तेलुगु कन्नडं तमिलं मलयाळम् इति च- चतस्रो भाषाः प्रसिद्धाः தக்ஷிண பாரதே சவுத் இந்தியால என்ன what are the four languages Telugu Kannada Tamil Malayalam இது சதஸ்ரஹ பாஷாக ஸோ ஃபோர் லாங்குவேஜஸ் பிரசித்தாக popular so these four languages are popular in South India Telugu Kannada Tamil and Malayalam these four languages are very popular in south of India சரியா அப்புறம் உத்தர பாரதே ஹிந்தி பங்களி மராட்டி குஜராத்தி ராஜஸ்தானி பஞ்சாபி காஷ்மீரி அசாமி இத்தியாதய பரி பரிகணிதாக உம் சோ உத்தர பாரதே அப்படின்னா நார்த் இந்தியால ஹிந்தி one minute. Hmm. So, உத்தர பாரதே அப்படின்னா இன் நார்த் இந்தியா ஹிந்தி பங்காலிங்கிறது பெங்கலா பெங்காலி மராட்டி மராத்தி குஜராத்தி குஜராத்தி ராஜஸ்தானி பஞ்சாபி காஷ்மீரி அசாமி இத்தியாதய இத்தியாதய படி பரிகணிதாக so these are counted in இது நார்த் நார்தன் இந்தியால நார்த் சைட் ஆஃப் இந்தியால என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜஸ்லாம் ஹிந்தி பெங்காலி இதெல்லாம் பேசப்படுறது அப்புறம் நெக்ஸ்ட் சம்விதான் சம்யதாசு பாரதிய பாஷாசு உர்து சம்ஸ்கிருத சம்ஸ்கிருதம் இச்சேதத் துவய துவயமபி துவயமபி அந்தர்பவதி சம்விதான சம்மதாசு சோ வந்து நம்மளுடைய சம்விதானம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுடைய நம்மளுடைய சம்விதானம்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து அதான் சம்விதான சம்மதாசு அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல சம்மதம் அப்படின்னா அக்ரீடுன்னு அர்த்தம் சோ சம்விதான சம்ப சம்மதாசு பாரதிய பாஷாசு அப்படின்னா the languages that has been the languages that have been agreed in our constitution are Urdu Sanskrit இது துவயம் அப்படி அதாவது மேல பேசப்படுற எல்லா லாங்குவேஜஸும் it is been agreed by our agreed in our constitution added to that two more languages also they agree those two are Urdu and Sanskrit புரியுறதா சோ சம்விதான சம்மதாசு பாரதிய பாஷாசுன்னு சொல்லும் பொழுது it comes as an objective சம்விதான சம்மதாசு comes as an objective for பாரதிய பாஷாசு so among the Indian languages that have been agreed in the inner constitution எதெல்லாம் அப்படின்னா உருது ஒண்ணு சம்ஸ்கிருதம் சான்ஸ்கிருட் இது ஏதது இந்த ரெண்டும் துவயம் அபி அந்தர்பவதி இது ஏதத் துவயம் அபி இந்த ரெண்டும் கூட அந்தர்பவதி அப்படின்னா it is also added it is also அதுக்குள்ள இன்க்ளூடட் அர்த்தம் அந்தர்பவத்தினா it is also included among the languages accepted by in the Indian constitution புரியுறதா உங்களுக்கு இந்த இடத்துல சம்ஸ்கிருதம் இதி ஏதத்து அப்படிங்கிற இடத்துல சம்ஸ்கிருதம்ங்கிறது மகாரம் இதோட சேர்ந்துரும் இதி பிளஸ் ஏதத்துங்கிறது உங்களுக்கு சந்தியில இருக்கு எண் சந்தியில இருக்கு அதே மாதிரி துவயம்ங்கிற இடத்துல இந்த மகாரம் இதோட சேர்ந்துரும் துவயம் பிளஸ் அபி பிளஸ் அந்தர்பவதி அப்படின்னு சொல்லும் பொழுது துவயம் அப்யந்தர்பவதி சரியா நெக்ஸ்ட் படிங்க பூர்வோக்தா பாஷாக தத்த பதேஷேசு ஜனா பாஷந்தே பூர்வோக்தா பூர்வோக்தாக so the above the afore மேல சொல்ற இந்த அபோவ் மென்ஷன்ட் லாங்குவேஜஸ் இல்லையா பூர்வ உக்தாகா உக்தாகனா செட்டுன்னு அர்த்தம் பூர்வ உக்தாகனா முன்னாடி சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா என்ன whatever has been said in the previous paragraph okay so purvoktaha bhashaha the above தத்தத் பிரதேசேஷு ஜனாகா பாஷந்தே சோ த பூர்வோக்தாக பாஷா ஜனாகா பாஷந்தே இதான் main sentence people speak what பாஷந்தேங்கிறது உங்களுக்கு பாஷங்கிறது தாத்து இதுல இருக்கு லட்டு ஆத்மநேபதியில இருக்கு ஓகேவா சோ ஜனாகா பாஷந்தே என்ன people speak what do they speak பூர்வோக்தாக பாஷாக த அபவ் மென்ஷன் லாங்குவேஜஸ் தத்தத் பிரதேசேஷு in their specific places. See, we don't speak Kannada in Tamil Nadu. adhe மாதிரி we don't we don't speak Tamil in Karnataka or we don't speak Tamil in Malaya kerala Kerala அங்க இருக்கிறவா பேசுவாளா இருக்கும் தமிழ்காரா அங்க இருந்தா பேசுவா பட் அந்தந்த பிரதேசத்துல இந்த மேல சொல்லப்பட்ட இந்த பாஷைகள் எல்லாம் பேசப்படுகிறது புரியுறதா the above mentioned languages have been spoken in the in that particular place சரியா by the people ஓகேவா நெக்ஸ்ட் ஏதசாம் பிரதேசிகா பிராந்திய பாஷா இது நாமா தட் இஸ் அ ரீசன் சி அந்தந்த ஊர்ல அந்தந்த பாஷை பேசப்படுறதுனாலேயே அதனுடைய பிராதேசிக பாஷா பிராதேசிக பாஷானாலே ரீஜனல் லாங்குவேஜ் அர்த்தம் so the regional language of Karnataka is Kannada the regional language of Delhi is Hindi the regional language of Tamil Nadu is Tamil ஓகேவா ஆத்தக hence as the above mentioned languages are spoken in there in the in that particular place due to this reason ஆத்தக ஹென்ஸ் இந்த காரணத்தினால ஏதாசாம் பிராதேசிக பாஷா இது நாம ஏதாசாம் அப்படின்னா இவைகளுக்குன்னு அர்த்தம் எவைகளுக்கு ஏதாசாம் பாஷானாம் பாஷானாம்ங்கிறது கொடுக்கல நம்ம புரிஞ்சுக்கணும் சோ ஏத்தா ஏன்னா பாஷாங்கிறது ஸ்திரீலிங்கம் ஏதாசாங்கிறது ஷஷ்டி பகுவச்சனம் சோ ஏதாசாம் பாஷானாம் இந்த பாஷைகளினுடைய பாஷைகளுக்கு பிராதேசிக பாஷா இது நாம சோ இதுக்கு என்ன பேரு பிராதேசிக பாஷான்னு பேரு பிராதேசிக பாஷானா ரீஜனல் லாங்குவேஜ்னு அர்த்தம் பிராதேசிக பாஷா ஆர் பிராந்திய பாஷா போத் மீன்ஸ் அ சேம் சரியா so it it so these languages have got a name that they are the regional language of that particular state ஓகேவா அதுக்கப்புறம் संस्कृतं तु प्राचीनतम अ, सकलभाषाणां मूलं मातृस्थानीयं भारतीय संस्कृतेः संस्कृतेः तेः प्रतिबिम्बं च वर्तते। प्रतिबिम्ब च ऊर्ध ऊर्तते இல்ல, இல்ல, வர்த்ததே वा नादि वा सारी वर्तते வர்த்ததே. வர்த்ததேங்கிறது வர்த்து திருப்பி உங்களுக்கு வந்து லட்டு ஆத்மநேபதி சோ சம்ஸ்கிருதம் தூ சோ இதுல வந்து சம்ஸ்கிருதத்தினுடைய what is a place of Sanskrit அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் டு பிராச்சீன தமம் பிராச்சீன தமம் அப்படின்னா ஓல்டஸ்ட்னு அர்த்தம் அதாவது கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் சொல்றோம் இல்லையா பிராச்சீன தரஹா அப்படின்னா ரெண்டுத்த கம்பேர் பண்றோம் பிராச்சீன தமம் அப்படின்னா ஓல்டஸ்ட்னு அர்த்தம் சரியா சோ வந்து பிராச்சீன தமம் அப்படின்னா among all the languages Sanskrit டு பிராச்சீன தமம் it is one of the oldest languages சரியா சகல பாஷானாம் எல்லா பாஷைகளுக்கும் இதுக்குள்ள among all the languages Sanskrit டு பிராச்சீன தமம் Sanskrit language is one of the oldest among all the languages சரியா மேலும் என்ன வாட்டல்ஸ் வாட்டல்ஸ் இஸ் சான்ஸ்கிரிட் அப்படின்னா மூலம் மாத்ருஸ்தானியம் பாரதிய சம்ஸ்கிருதேகே பிரதிபிம்பம் ச வர்த்ததை இன்னொன்னு என்னன்னா மூலம் அப்படின்னா it is a root language for many Indian languages of course Tamil does not have its origin from Sanskrit. Tamil is even older than uh, இது சான்ஸ்கிரிட் uh, இல்லையா சோ வந்து மத்த இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் பார்த்தேன்னா எஸ்பெஷலி தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி இது எல்லாமே all these Indian languages takes it it takes the source from Sanskrit மூலம் அப்படின்னா ரூட்னு அர்த்தம் அதனுடைய மூலம் எங்கேருந்து அதனுடைய ஆரிஜன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சம்ஸ்கிருதத்துல வந்து கக்க கக்கனா இருக்கோ அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தியும் லிபியே சேம் தான் ஒரே ஸ்கிரிப்ட் தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது எல்லாமே அதே காக அதே ஃபார்மேட்ல வரும் ஸோ அதனாலேயே மூலம் ரூட் லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சான்ஸ்கிரிட் ரூட் லாங்குவேஜா அது இருக்கிறதுனாலேயே என்ன அப்படின்னா it is called as the mother language of mother of all languages all Indian languages மாத்ருஸ்தானியம் அப்படின்னா it takes the place of a mother ஸ்தானம் அப்படின்னா பிளேஸ்னு அர்த்தம் மாத்ருஸ்தானியம் அப்படின்னா as it it is a root for most of the Indian languages almost India all the Indian languages it takes the role of a ஒரு ஒரு uh, இது மாதிரி அம்மா மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கும் எல்லா பாஷைக்கும் ஒரு அம்மா மாதிரி எது அப்படின்னா அது சான்ஸ்கிரிட் அதுக்கப்புறம் மேல என்ன அப்படின்னா பாரதிய சம்ஸ்கிருதேகே பிரதிபிம்பம் ச வர்த்ததே சோ பாரதிய சம்ஸ்கிருதி அப்படின்னா பாரதீயம் அப்படின்னாலே பாரதஸ்ய இதம் பாரதத்தினுடைய இது அது பாரதீயம் சோ அந்த பாரதத்தினுடைய நம்ம நாட்டினுடைய சம்ஸ்கிருதி அப்படின்னா கல்ச்சர் ட்ரெடிஷன் அதனுடைய it reflects it this language also reflects the tradition of our country பிரதிபிம்பம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம் சோ வந்து சம்ஸ்கிருத பாரதிய சம்ஸ்கிருதேகே இந்தியன் இந்தியாவினுடைய அந்த ட்ரெடிஷன் அந்த கல்ச்சர் அந்த கஸ்டம் அத வந்து சம்ஸ்கிருதி அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு வார்த்தை சம்ஸ்கிருதேகே அப்படிங்கிறது சஷ்டியில இருக்கு சோ பாரதிய சம்ஸ்கிருதேகே இந்தியாவினுடைய அந்த ஒரு கல்ச்சர்னுடைய பிரதிபிம்பமா எது இருக்குன்னா இந்த லாங்குவேஜ் தான் பிகாஸ் இதுலதான் உங்களுக்கு வந்து வேதம் உபனிஷத் எல்லாமே எழுதப்பட்டது அதை வச்சுட்டுதான் தான் சனாதன தர்மம் அதுலதான் ஆரிஜினே ஆரம்பிச்சது எல்லாமே சோ நம்ம கண்ட்ரியினுடைய அந்த ஒரு சம்ஸ்கிருதிய வந்து வெளிப்படுத்துற வெளிப்படுத்துறது எது மூலமாக அப்படின்னா த்ரூ சான்ஸ்கிரிட் புரியுறதா கிளியர் இருக்கா நெக்ஸ்ட் अतः अत- अतः संस्कृतं भारतीय संस्कृतिक सांस्कृतिक सांस्कृतिक भाषा राष्ट्रभाषा च भवति அத்தக டியூ டு தீஸ் ரீசன்ஸ் இப்ப இவ்வளவு சொல்லின்னு வந்தோம் இல்லையா இந்த ஒரு ரீசன்னால சம்ஸ்கிருதம்ங்கிறது சான்ஸ்கிரிட்டுங்கிறது பாரதிய சாம்ஸ்கிருதிக பாஷா so it is a cultural language புரியுறதா நம்மளுடைய கஷ்டமையும் கல்ச்சரையும் நம்மளுடைய ட்ரெடிஷனையும் பத்தி பேசுறதுனால Sanskrit is consider as a cultural language of India அதுக்கப்புறம் ராஷ்டிர பாஷாச்ச பவதி and it it is also national language மாதிரி இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ் மாதிரி nobody nobody claims that Sanskrit is my மாதபாஷா இல்லையா ஸோ எல்லாராலையும் பேசப்படுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சான்ஸ்கிரிட் வந்து ஸ்போக்கன் லெவல்ல கிடையாது அது வந்து ஸ்போக்கன் லெவல்ல பரப்பி பண்ணணும்னு பாக்குறா அத வந்து because of which people first அதை கத்துண்டு அது மூலமாக சம்ஸ்கிருதம் கத்துப்பா நிறைய பேர் அதனால வந்து ஸ்போக்கன் லெவல்ல கொண்டு வரா பட் சான்ஸ்கிரிட் ஆசச் வந்து மத்த லாங்குவேஜஸ் மாதிரி பரவலா பேசப்படுற ஒரு லாங்குவேஜ் இல்லை it is not a language for ஒரு என்ன சொல்ல ஒரு கன்வர்சிங் லெவல்ல வரல அதனால எல்லாருமே நமக்கு வந்து தமிழ் மாத்திரு பாஷாங்கிறோம் அந்த மாதிரி சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலாலேயோ இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாலேயும் என்னுடைய மாத்திரு பாஷான்னு கிளைம் பண்ணப்படலை அதனாலேயே இட் இஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ் மாதிரி ராஷ்டிர பாஷாங்கிறது நேஷனல் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிறத விட இட்ஸ் அன் யூனிவர்சல் லாங்குவேஜ் ராஷ்டிர பாஷாச்ச பவதி அதுக்கப்புறம் புரா கதாச்சித் சம்ஸ்கிருதம் பாரதே வியாபாரிக பாஷா அபவத் புறா ஒரு ஒன்ஸ் ஆன் அ டைம் ஒரு காலத்துல லாங் எகோ கதாச்சித்துனா ஒரு சமயம் ஒன்ஸ் சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதமானது பாரதே இந்த பாரத தேசத்துல வியாபகாரிக பாஷா அபவது அது வந்து இட் வாஸ் இன் பிராக்டிஸ் விவகாரம் அப்படின்னாலேயே டே டு டே ருட்டீன்ல இருக்கிறதுன்னு அர்த்தம் சோ வியாபகாரிக பாஷா அப்படின்னா ஒரு காலத்துல அது பேசப்பட்டது பேசப்பட்ட ஒரு லாங்குவேஜா இருந்தது அதனாலதான் அதனுடைய அதுல வந்து இத்தனை புஸ்தகங்களும் இத்தனை லிட்ரேச்சரும் இத்தனை கிராமர் இத்தனை விஷயங்கள் அந்த லாங்குவேஜ்ல சொல்லப்பட்டது இப்ப வந்து அனதர் ஒரு டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தேன்னா இப்போ இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ் தான் அந்த மோஸ்ட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இல்லையா எல்லா எல்லாரும் புக்கு இதுலதான் எழுதுறா சோ ரெண்டாயிரம் வருஷங்க அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவா புறா கதாச்சித் ஆங்கில பாஷா பாரதே பாரதே இல்ல லோகே இந்த விஸ்வே வியாபாரிக பாஷா அபவத்து அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவா இந்த அனந்தர் ஒரு ரெண்டாயிரம் வருஷங்க அப்புறம் பார்த்துடலாம் சோ அந்த மாதிரி அந்த ஒன்று இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் முன்னாடி அவர் அதுக்கு ஈவன் முன்னாடி ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ்கிரிட் போயிட்ஸினுடைய டேட் அண்ட் டைமே நமக்கு தெரியாது because they have not mention anything in their in their works so அதனாலேயே அந்த காலத்துல இவ்வளவு ஒர்க் நமக்கு இன்னைக்கு அவைலபிளா இருக்கிற காரணத்தினாலேயே ப்ராபப்ளி ப்ராபப்ளி இல்ல டெஃபினெட்லி ஒரு காலத்துல சம்ஸ்கிருதம்ங்கிறது பாரதே வியாபாரிக பாஷா அவது ஒரு காலத்துல விவகார பாஷாயா இருந்தது லாங்குவேஜ் இன் பிராக்டிஸ் அப்படியா இருந்தது சரியா அதுக்கப்புறம் அபவத்துங்கிறது உங்களுக்கு பூதாது லட்லகாரம் பரஸ்மை பதம் <clears throat> பிரதம புருஷம் ஏகவச்சனம் அப்புறம் புராணேஷு இத்தி इति இதிஹாசேஷு हसि हसि हसिषु च Right. या शैली இதிஹாசேஷு இதிஹாசேஷு கிளியரா இருக்கேன் அந்த வேர்டு sorry, इतिहासेषु च या शैली संस्कृतस्य दृश्यते सैव तस्य व्यावहारि व्यवहारशैली इति सम्भाव्यते சம்பாவியதே சம்பாவியதே அப்படின்னா இட் இஸ் பீன் அசியூம்டு என்ன அப்படின்னா புராணேஷு புராணங்கள்ல புராணங்கள் எக்கச்சக்க புராணங்கள் இருக்கு அதுல வந்து பதினெட்டு புராணங்கள் ரொம்ப பிரசித்தமானது ராமாயணம் மகாபாரதம் விஷ்ணு புராணம் ஸ்கந்த புராணம் பாகவத புராணம் இந்த மாதிரி புராணங்கள் இந்த புராணங்கள்லயும் அப்புறம் வந்து இதிஹாசேஷு ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் அதுலயும் ச யா சைலி சம்ஸ்கிருதஸ்ய திருஷ்யதே சைலினா ஸ்டைல்னு அர்த்தம் எந்த விதமான ஒரு style has been seen in these text புராணங்கள்லயும் இத்திஹாச இத்திஹாசத்திலையும் சம்ஸ்கிருதசிய திருஷ்யதே சயேவ அந்த சா ஏவ சைலி அந்த சைலியே தான் தசிய விவகார சைலி இது சம்பாவியதே சோ வந்து அந்த சி இப்போ இப்போ நீங்க ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா யா அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷ்ல கிடையாது எஸ் அப்படின்னு தான் இருந்தது மேடம் மேம்ங்கிறதெல்லாம் கிடையாது மேடம் தான் சொல்லிட்டு இருந்தா இப்ப வந்து அதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் யாருக்கு ஸோ முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எழுதுற புக்ல எல்லாம் ப்ராபப்ளி அந்த யூசேஜ் எல்லாம் இருக்கவே இருக்காது இப்ப எழுதுற நாவல்ல எல்லாம் மேம் யா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் புகுத்திருப்பா அதே மாதிரிதான் அந்த காலத்துல அந்த புராணங்கள்லயும் அந்த ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட்லயும் என்ன ஒரு style was implemented was used was seen அதேதான் அந்த டைம்னுடைய வியாபகா விவகார சைலியா இருக்கும் பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மூவி பாக்குறோம்னா நம்ம வந்து அந்த காலத்துல பார்த்த மூவியில இருக்கிற தமிழுக்கும் இப்ப இருக்கிற சிவாஜி கணேசன் நடிச்ச தமிழுக்கும் இப்ப இருக்கிற பிரசன்ட் தமிழுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பிகாஸ் அந்த காலத்துல தமிழ் அப்படிதான் பேசிட்டு இருந்தான் நாட் ஓன்லி தமிழ் தெலுங்கா இருக்கட்டும் ஒரு கிளாசிக்கல் தமிழ் ஒரு கிளாசிக்கல் தெலுங்கு ஒரு கிளாசிக்கல் மலையாளம் கிளாசிக்கல் கன்னடம் அப்படிதான் பேசிட்டு இருப்பா ஹிந்தி பார்த்தேன்னா there use to be Urdu மிக்ஸா இருக்கும் அப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்போ வந்து அதெல்லாம் சிம்பிளிஃபை ஆயிருக்கும் அண்ட் நமக்கு வந்து ஒவ்வொரு சிட்டியும் வந்து காஸ்மாபோலிட்டனா ஆக ஆக அந்த லாங்குவேஜனுடைய அந்த கிளாசிக்கல் டச்சுங்கிறது குறைஞ்சுட்டே வரும் அதனுடைய வெயிட்டேஜ் வந்து குறையும் அதுல வந்து மத்த பாஷையினுடைய ஒரு கலப்பட கலப்படமும் இருக்கும் அதுதான் அந்த காலத்தினுடைய ஒரு ரைட்டிங்லயோ ஒரு நாவல் எழுதுறதுலயோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல் தான் யூஸ் பண்ணப்படும் இல்லையா அதே மாதிரிதான் அதை தான் இங்க சொல்றார் அந்த புராணங்கள்லயும் இத்திஹாசத்திலையும் எந்த மாதிரியான ஒரு ஷைலி ஒரு ஸ்டைல் வாஸ் யூஸ்டோ ஸ்டைல் வாஸ் சீனோ சம்ஸ்கிருதசிய திருஷ்யத்தே சம்ஸ்கிருதமானது in which style it was implemented or used in the Puranas and Itihasa சாயேவ சைலி அதே சைலி தான் தஸ்ய விவகார சைலி இது சம்பாத்தியதே சோ அந்த டைம்ல the same style was in practice as well சரியா அந்த அ- அந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டினுடைய ஒரு யூசேஜ் தான் அப்போ இருந்திருக்கும் புரியுதா ஆ? அப்புறம் நெக்ஸ்ட் अतः संस्कृतं व्यवहारभाषा भवितुम् अर्हति भवितुम् अर्ह- अव- अव- अर्हति சோ அதஹ due to this reason so அந்த காலத்துல வந்து அந்த புராணம் இதிகாசம் காலங்கள்ல இது வந்து Sanskrit was one of the spoken லாங்குவேஜஸா இருந்திருக்கும் இருந்திருக்கும் அதனுடைய விவகார செயலியும் அப்படிதான் இருக்கும்னு it is assumed that due to this reason சம்ஸ்கிருதம்ங்கிறது விவகார பாஷா பவிக்கும் அர்ஹதி it is a spoken language or a language in practice அப்படின்னு it is fit to be பவித்தும் அர்ஹத்தின்னு சொல்லும் பொழுது சம்ஸ்கிருதம் பவித்தும் அர்ஹதி விவகார பாஷா பவித்தும் அர்ஹதி Sanskrit is fit to be a language in practice புரியுறதா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் अस्मद्भारत अस्मद्भारतं संस्कृतं च अस्माकं पितृपैतामहं தனம் பவதி धनं பவதி धनं भवति ஆஹ் அஸ்மத் பாரதம் சம்ஸ்கிருதம் ச சோ அஸ்மத் பாரதம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய அஸ்மாகம் பாரதம் அஸ்மத் பாரதம் நம்மளுடைய இந்த பாரத தேசமானது அப்புறம் மத்தும் என்ன சம்ஸ்கிருதம் இந்த சம்ஸ்கிருத பாஷையானது இது ரெண்டுமே சங்கிறது அண்டு இல்லையா அஸ்மத் பாரதம் சம்ஸ்கிருதம் ச நம்ம கண்ட்ரியும் அதனுடைய இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜும் அஸ்மாக்கும் பித்ரு பைத்தாமகம் தனம் பவதி so it is a treasure it is a ஒரு என்ன சொல்றது எப்படி வந்து ஃபேமிலியில வந்து பரம்பரையா அந்த ஃபேமிலியினுடைய வெல்த்தோ சொத்தோ நம்ம ஆன்சஸ்டர் கிட்டே நமக்கு வரலையா அதே மாதிரிதான் இந்த கண்ட்ரியும் இந்த நாடும் இந்த நாட்டுல இருக்கிற இந்த சம்ஸ்கிருதம்ங்கிற ஒரு பாஷையும் அஸ்மாக்கம் நம்மளுடைய பித்ருபைதாமகம் தனம் அப்படின்னு சொல்லும் போது பித்ருபைதாமகம்ங்கிறது ஆன்செஸ்டர்ஸ் அந்த ஆன்செஸ்டர்ஸ்னுடைய தனம் ஒரு சொத்து சொத்தாக இருக்கு சோ இது வந்து அப்படியே அந்த லெகசின்னு சொல்றோம் இல்லையா அந்த அப்பால இருந்து பிள்ளைக்கு பிள்ளையில இருந்து அவன் பிள்ளைக்கு இப்படிதான் வந்து பாரம்பரியமா வந்தது இப்ப வேதமே பார்த்தேன்னா வேதம் வந்து எழுதி வச்சு படிக்கிறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது குருமுகமா சிஷ்யனுக்கு வரும் அந்த சிஷ்யன் தன்னுடைய சிஷ்யன் சொல்லி கொடுப்பான் அவர் அவரோட சிஷியன் சொல்லி கொடுப்பா அதனாலேதான் அதுக்கு வந்து ஸ்ருதின்னு பேரு ஸ்ருயதே காதுனால கேட்க கேட்டு கேட்டு வந்ததுதான் ஸ்ருதி சோ அதனாலதான் வேதத்துக்கு வந்து ஸ்ருதின்னு இன்னொரு பேர் இருக்கு சோ அந்த ஸ்ருதிங்கிறது என்னன்னா காது மூலம் மூலமாக தான் வந்தது யாரும் அதை எழுத்து வடிவுல பதி அதை வந்து எழுத்து வடிவுல எழுதி வச்சு படிக்க கூடாதுன்னே இருக்கு அது வந்து வேதத்தை வந்து எப்படி படிக்க கூடாது கீதி ஸ்ரௌதி ஷிரக்கம்பி ததா லிகித பாட்டகா பாட்டகாத பாட்டகாதமாகான்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு கீதமா ரொம்ப பாடப்படாது அப்புறம் வந்து தலைய ஆட்டிண்டார் சிரக்கம்பி அப்படியே ஆட்டின் ஆட்டிண்டு வேதத்தை சொல்லப்படாது அப்புறம் ததா லிகித பாட்டக்காக எழுதி வச்சு படிக்கப்படாதுன்னுவா சோ அதனாலயே யோசிச்சு பாருங்க நம்மளுடைய இந்த அந்த அந்த பாரத தேசத்தினுடைய அந்த கல்ச்சர் வந்து சம்ஸ்கிருதம் தான் சொல்றா இல்லையா சாம்ஸ்கிருதிக பாஷான்னு ஏன் சொல்றா அப்படின்னா எப்படி ஒரு மெமரி பவர் வளரும் நீ வந்து இப்ப குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸுக்கு போனாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன குட்டியா ஒரு விஷயத்த கத்துண்டா கூட ரெக்கார்ட் பண்ணிட்டேலான்னு கேக்குறான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியோ நான் ரெக்கார்டிங் கேட்டுக்கிறேங்கிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ அந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டியும் கிடையாது குருமுகம் குரு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுப்பாரோ அதை மனசுல வாங்கிக்கணும் சோ தட் அந்த concentration is hundred percent brain is always active and இன்னைக்கு கத்துண்டதை நாளைக்கு வந்து கிளாஸ்ல ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து யாரும் வீட்டுக்கு போய் ஒரு ஒரு டேப் ரெக்கார்டரை ரீவைண்ட் பண்ணி போட்டோ ஒரு யூடியூப் சேனல்ல ரீவைண்ட் ரீவைண்ட் பண்ணி கேட்டோ கிடையாது சோ அதனாலதான் நமக்கு வந்து இந்த சம்ஸ்கிருதம்ங்கிறது சாம்ஸ்கிருதிக பாஷான்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அது வந்து பித்ரு வைத்தாமகம் தனம் நம்ம வந்து அப்படியே அந்த legacy the rich legacy that is laid down அப்பா கிட்டே இந்த பிள்ளைக்கு கிட்டே இருந்து அவன் பிள்ளைக்கே அந்த மாதிரி வந்துருக்கு சரியா அதுதான் பித்ரு பைத்தாமகம் தனம் பவதி அதுக்கப்புறம் अतः यथा भारतस्य रक्षणं कर्तव्यं तथा संस्कृतस्य संरक्षण संरक्षणम् अपि कर्तव्यम् அத்தக so due to these reasons as it is பெரிய ஒரு பித்ரு பைத்தாமகம் தனம்ங்கிறதுனால என்ன அப்படின்னா எப்படி நமக்கு வந்து வீட்டுல வந்து நம்ம நம்ம பாட்டி இந்த நகையை போட்டுண்டா எங்க கொள்ளு பாட்டியினுடைய பாத்திரம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா இந்த இலுப்பு சட்டி எல்லாம் இருக்கும் எங்க பாட்டி காலத்துது அப்படின்வா அப்புறம் வந்து இந்த இந்த குழல் புழியறதெல்லாம் இருக்கும் எங்க தாத்தா வா சோ அதெல்லாம் நம்ம பொக்கிஷமா பாத்துக்கிறோம் போனோம் அத அத மாதிரியே இது வந்து இந்த நாடும் இந்த நாட்டுல இருக்கிற இந்த பாஷையான சம்ஸ்கிருதமும் பித்ரு பைதாமகம் தனம் அப்படியே நம்மளுடைய ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி அது எப்படி நமக்கு வந்து ஆன்செஸ்டரா ஒரு ஆன்செஸ்டரி ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு வந்ததோ ஒரு நகை வந்ததோ ஒரு பொருள் வந்ததோ அதை எப்படி நம்ம பத்திரப்படுத்தி காப்பாத்தின்னு இருப்போமோ அதே மாதிரியே அந் இந்த காரணத்தினாலேயே இது ஒரு ஆன்சிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அத்தக அந்த காரணத்தினாலேயே யதா பாரதசிய ரக்ஷணம் கர்த்தவியம் ததா சோ வந்து எப்படி நம்ம நம்முடைய பாரதசிய நம்ம தேசமாற இந்த பாரதத்தினுடைய ரக்ஷணம்ங்கிறது ப்ரொடக்ட் ப்ரொடெக்ஷன் அதை வந்து எப்படி நம்ம வந்து கர்த்தவியம் அப்படிங்கிறது டெஃபினட்டா பண்ணணுமோ தவ்யத்துன்னு ஒரு பிரத்யேகம் கிரு தாத்துவனோட சேர்ந்திருக்கு நம்ம இது வரைக்கும் துவா பார்த்திருக்கோம் தும்முன்னு பார்த்திருக்கோம் லெப்பு பார்த்திருக்கோம் இது வந்து தவ்யத்துன்னு ஒரு பிரத்யம் கர்த்தவியம் அப்படின்னா யூ மஸ்ட் டூன்னு அர்த்தம் படித்தவ்யம் படிச்சுதான் ஆகணும் புரியுதா சோ வந்து சோ ரக்ஷணம் கர்த்தவியம் இந்த பாரத தேசத்தினுடைய காப்பு காப்பாற்றுதலை செய்ய வேண்டும் ததா யதா ததாங்கிறது எவ்வாறோ அவ்வாறு இஃப் அண்ட் தென் நீங்க வந்து எப்படி வந்து இந்த நாட்டை காப்பாத்துறீங்களோ ததா இந்த சேம் வே சம்ஸ்கிருதசிய சம்ரக்ஷணம் அப்படி கர்த்தவியம் இந்த சம்ஸ்கிருதம் இந்த பாஷா லாங்குவேஜ் ஆன இந்த பாஷையான சம்ஸ்கிருத பாஷைய சம்ரக்ஷணம் அப்படி கர்த்தவியம் அத்தையும் நம்ம காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம காப்பாத்துறோம் அப்படின்னா என்ன சம்ஸ்கிருத புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டுல தூங்குறதுக்கு இல்ல அந்த சம்ஸ்கிருதம் நம்ம படிச்சு அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா ஜெயத்து பாரதம் ஜெயத்து சம்ஸ்கிருதம் ஜெயத்து victory to our country and ஜெயத்து சம்ஸ்கிருதம் சரியா இதோட இந்த கிளாஸ் இந்த பாடம் ஓவர் ஓகேவா